குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம லட்சுமி ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது விருச்சக ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இரண்டாம் இடத்தில் கேதுவும் அதற்கு எட்டாம் இடத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார் இந்த பல இந்த மாதிரியான பலனில் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் அதாவது இரண்டாம் இடத்துல வந்து சனியும் இருக்கிறார் கேதுவும் இருக்கிறார் எட்டாம் இடத்துல வந்துட்டு ராகு இருக்கிறார் மின்னத்தில் முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது பணம் குடும்பம் இது எல்லாமே குறிக்கும் அப்படின்னா இப்போ மட்டும் மட்டும்தான் பிரச்சனை வருமா மற்ற எதுவிலையும் பிரச்சனை வராது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களை உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்குன்னு டிசைன் டிசைன் தான் அதை நாம் சொல்லி தான் தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது சரிங்களா இயல்பாகவே விருச்சிக ராசிக்காரங்கிறது அடுத்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ இல்லை கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க உண்டு பண்ணிடுறாங்க அல்லது பிரச்சனையை இவர்கள் சந்திக்கிறார்கள் இவர்கள் வாழ்நாளில் விருட்சிக ராசி என்பதை விட விருட்சிக லக்கினக்காரர்கள் அதிகமாக சந்திக்கிறார்கள் இது ஒரு குறிப்பான விஷயம் அதாவது நீங்கள் முற்பிறவியில் பணத்தை தவறான வழியில் உபயோகித்தாலும் அல்லது சரியாக உபயோகப்படுத்தாதாலும் இந்த பிறவியில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து நிறைய கர்மாக்களை அனுபவிக்கும்படியாக அமைந்து விடுகிறது சரிங்களா அதாவது இந்த கேது என்ன பண்ணணும்னா இரண்டாம் பாவத்தில் ஒன்று பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி குடும்பமே கஷ்டத்தில் இருக்கிற சூழ்நிலையை உருவாக்க வல்லது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் பணத்தை சேமித்து வையுங்கள் இந்த வீண் செலவு வீண் செலவு விரைய செலவு உங்கள் உங்களை மீறி சில நேரத்தில் ஆகும் தேவை திடீர் செலவுகள் அதிகமாக வரும் திடீர்னு நல்லா தான் இருக்கும் ஒரு ஐம்பதாயிரரூவா பணம் கிடைக்குதுன்னா பண பையனுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்துச்சா திடீர்னு அடுத்த நாளே ஒரு நாற்பதாயிரரூவா செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அமைந்துவிடும் அதனால் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படி இல்லைனாலுமே சில நேரத்தில் வந்து யாராவது அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறது நீங்கள் ஏற்கனவே வாங்கிய கடன் கொடுக்கறதுக்கு சில நேரங்களில் நீங்கள் வாங்கும் கடன் கூட உங்களுக்கு பயன்படாத சூழ்நிலை ஏற்படுத்துகிறது அது உங்களுக்கே தெரியும் சரியா இந்த காலத்தில் அடுத்தவர்கள் மேலில் நீங்கள் வந்து எரிஞ்சு விழுவீங்க இதெல்லாம் ஒரு சரியா அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் நீங்கள் புத்திமதி சொல்லுவீங்க ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க அது உங்களுக்கும் பயன்படாது அப்படிங்கிற மாதிரி சூழல் தான் உருவாகும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது இரண்டாம் இடத்தில் இருக்கும் கேது ஒரு அமைதியை தரும் கண்டிப்பாக ஒரு அமைதியை தரும் பேச்சிலே ஒரு அமைதியை தரும் ஒரு ஒரு அறிவுபூர்வமாக உங்களை சிந்திக்க வைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கும் கேது ஆனால் அந்த இருக்கும் பாவத்தை விட்டு கொஞ்சம் விலகி விலகி வைத்துவிடும் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தை விட்டு ஒரு பிரியும் சூழல் இல்லைனா வெளிதூர பிரயாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்துடும் பணம் விஷயங்களில் கவனம் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகு என்ன பண்ணணும்னா இது வந்துட்டு இந்த காலத்தில் தான் உங்களுக்கெல்லாம் ஜோதிடம் இவ்வளோ நாள் தெரியலையா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல வித படிக்கிறவங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அபரிமிதமான ஞானம் வந்து ஏற்படும் பல ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வருங்க ஃபோன் மூலயமா அப்புறமா நீங்கள் இந்த வீடியோஸ் திடீர்னு ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வீடியோஸ் மூலமாக இது வரைக்கும் தெரியாத விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இயல்பாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு கனவு உலகத்திலே இருப்பாங்க யாராவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது இது ஒரு மிக சிறப்பான காலம் அதாவது ஒரு விஷயத்த மறைமுகமான ரகசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவே சிறப்பான காலம் நீங்கள் அவங்க பயன்படுத்திக்கணும் ஒரு ஜுவரிடம் சம்மந்தப்பட்டோ சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டோ அதுவும் இல்லாமல் எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகு என்ன பண்ணுன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான செயல்களில் அவங்கள உருவாக்கினாலும் ஒரு மனம் சம்பந்தப்பட்ட ஒரு மனக்குறியை வந்து உருவாக்கிவிடும் ஒன்று மனைவி மூலியமாகவோ அல்லது உங்கள் தண்டை பண்ணுற செலவு வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் பிடிக்கல அது உங்களுக்கு பயன்படல அப்படிங்கிற ஒரு மனக்குறையை உங்களுக்கு மனக்குறையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் சரிங்களா அதுவும் இல்லாமல் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அதாவது சனியும் கேதுவும் இருப்பதால் இயல்பாகவே உங்களுக்கு வந்து இந்த பலன்கள்லாம் நடக்கும் என்று சொல்வதை விட ஒரு மனம் அந்த மாதிரி வந்து உருவகப்படுத்தி கொள்ளும் இரண்டாம் இடத்தில் சனியும் கேதும் என்ன நம்ம கையில் பணமே வரமாட்டேங்குது என்ன நம்ம தொழிலேருந்து நல்ல பணமே சம்பாதிக்க முடியல அந்த ப சம்பாதிக்கிற பணம் நல்லா இருந்தாலுமே அது தனக்கான சேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் இப்படி போகுதே அப்படிங்கிறது நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா உங்கள் பணத்தை அதாவது நீங்கள் சம்பா நீங்கள் வந்து தொழில் மூலயமா சம்பாதிக்கும் பணத்தையோ நீங்கள் எந் சம்பாதிக்கிற பணத்தை வந்து ஏதோ ஒரு தர்ம காரியங்களுக்கு கொடுங்க எல்லாம் கோயில் திருப்பணிக்கு கொடுங்க சரிங்களா இல்லைன்னா யாராரும் ஒருத்தர் தொழில் வந்து ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுத்து உருவுங்க இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை செய்யும் அப்படி இல்லைனா உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவிங்கிற நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதன் அதன் மூலம் அதுதான் உங்கள் வாழ்நாள் பரிகாரம் வந்து இந்த ராகு கேது பேச்சுக்கு மட்டுமே நான் சொல்லலை எல்லாருக்குமே சரிங்களா விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வாழ்நாள் முழுவதும் நன்றி ஓம் சிவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷா